வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சன்ஃபார்மால ட்ரேட் பண்ணோம் சன்ஃபார்மால ட்ரேட் பண்ணதில் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும் அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் இன்றைக்கி கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் கூட பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக வாட்ஸ்அப்பில் நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சன்ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் வைஸ் ஆகட்டும் இந்த ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் வைஸ் எல்லாத்துலேயும் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க என்ன மாதிரின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி சிம்பிள் தான் நம்ம ஃபார்மா செக்டாரே ஓவரால் லுக்கில் எடுத்தோம் அப்படின்னா ஃபார்மா செக்டாரே ஆஃப்டர் கொரோனா பிஃபோர் கொரோனான்னு சொல்லியே பிரிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிஃபோர் கொரோனா வைரஸ் அதாவது ஒரு போன இயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா one of the worst sector அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோர் தென் த்ரீ இயர்ஸாக வந்து பார்க்கப்பட்ட ஒரு செக்டார் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஃபார்மா செக்டார் தான் ஃபார்மா செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஒத்து வராது லுப்பின் ஷேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு three years back eight fifty இருந்துச்சு இன்னமும் வந்துட்டு அந்த ரேஞ்ச் வர்றதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணுது இந்த மாதிரி ரொம்பவே வந்து ஒஸ்ட் சுச்சுவேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டர் ஃபேஸ் பண்ணுச்சு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது செக்டாரே ஒரு ஒரு மீடியமான ஒரு செக்டாராக தான் போய்கிட்டு இருந்துச்சு நிறையா பேர் இன்வெஸ்டர்ஸ் வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டார்னாலே ஒரு ஒஸ்ட் செக்டார்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு பட் ஆஃப்டர் கொரோனா வைரஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிப்ரவரி மார்ச் டயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மா ஒர்க் ஃபார்மா டாக்டர் ரெட்டி லுப்பின் இந்த மாதிரி எல்லா ஷேருமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த ரைசிங்னுடைய காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட்னுடைய ஷேர் ப்ரைஸ் ஆகட்டும் இல்லை மார்க்கெட்னுடைய வேல்யூஸ் ஆகட்டும் ஃபார்மா செக்டாரே வந்து சேஞ்ச் ஆச்சு ஃபார்மா செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து டவுனாக பார்க்கப்பட்டது எல்லாமே இப்போ வந்து மாற்றி அப்பா வந்து பார்க்கப்பட்டுச்சு இப்போ சன்ஃபார்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சன்ஃபார்மா ரிலேட்டடில் சன்ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா கனடா சேர்ந்த ஒரு கம்பெனியை பை பண்ணாங்க அப்போதைக்கு எயிட் பாயிண்ட் டூ மில்லியன் கொடுத்து அந்த டாலர் கொடுத்து வாங்கியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸை வந்து எப்படி க்ரோத் பண்ணலான்றதுல ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இப்போ இருக்க வியூ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு ப்ரைவேட் செக்டார்ட்டை தான் வந்து இனிமேல் வந்து ரொம்ப வந்து டேப்லெட்ஸ் வாங்கணும் அதே மாதிரி இந்தியாவை பேஸ் பண்ணி தான் வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது இந்தியன் அதனுடைய டேப்லெட்ஸை பேஸ் பண்ணி தான் நிறையா கண்ட்ரிஸ் இருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக்டாரையே வந்து பூஸ்ட் பண்ணிடுச்சு ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மா மேலே ஏகப்பட்ட பேர் டார்கெட்ஸு எல்லாம் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்லா ஏறும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் இந்த மந்த்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து டார்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுவோம் ரொம்ப வந்து ஸ்டாக்ஸில் வந்து நாங்கள் ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டோம் ஏன்னா ஸ்டாக்ஸில் வந்து எப்பயுமே மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் எப்பயாச்சும் மூவ்மெண்ட் இருக்கும் அடுத்த மூவ்மெண்ட் இருக்காது இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஃபியூச்சர் வந்து மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணாது லைக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லாட்டினா கமாடிட்டிஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நாங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணுவோம் அப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் சூட்டபிளாக எடுத்தோடனே ஓப்பனிங்கில் நாங்கள் எப்பயுமே வந்து ட்ரேடிங்கை மேக்ஸிமம் சீக்கிரமாக தான் வந்து பண்ண ட்ரை பண்ணுவோம் ரொம்ப வெயிட் பண்ணி லேட்டாக பண்ண ட்ரை பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் மார்னிங்கே வந்து எதுலையாச்சும் என்ட்ரி கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி நாங்கள் ஃபார்மா செட்டால் சன் ஃபார்மா இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தோம் நோட் பண்ணி வச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என்ட்ரி கிடச்சிது அதாவது எங்கள் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் இன்றைக்கி செட்டாரில் அப்ளை பண்ணி பார்த்தோம் எல்லா இதுலேயும் அப்ளை பண்ணி பார்க்கல எங்களுக்கு இன்றைக்கி என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மாவில் தொடர்ந்து செல்லிங் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஃபஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா gap up gap up open ஆகி பாசிட்டிவாக அதை ஒரு ஸ்பைக் மாதிரி கீழே வந்துட்டு போனாலும் கூட ஸ்ட்ராட்டஜினுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை கண்டினியூஸாக பையிங் ட்ரெண்டில் தான் வந்துருந்துச்சு ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் சன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ட்டு ஸோ இது தெரிஞ்சதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு தௌசண்ட் ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணோம் நாங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆகி ஃபைவ் தேர்ட்டி டூ ரேஞ்ச் வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே வந்து கொடுத்துச்சு நாங்கள் எய்ம் பண்ணது ஃபைவ் தௌசண்ட் தான் profit so five thousand eight hundred வரைக்கும் வருது அப்படின்றதுனால இப்போதைக்கு தௌசண்டே வந்து கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணி பண்ணி புக் பண்ணோம் five thousand eight fifty rupees so book பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு ஃபைவ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் கூட போச்சு போயிட்டு அகைன் ஃபைவ் தேர்ட்டி டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து செட்டில் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ ஃபார்மாக் செட்டாரே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங் நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து ட்ரேடிங்கை வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஏன்னா மார்னிங்கில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அந்த ரேஞ்சும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கே பாசிட்டிவ் இன்னொரு ரீசன் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ண காரணம் வந்து நிஃப்டி ஏன்னா இன்றைக்கி நிஃப்டியும் நாங்கள் பார்த்தோம் ஓப்பனிங்லேயே நல்ல நல்லா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு ஓகே நிஃப்டியும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ தாராளமாக ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம பையிங் என்ன பண்ணுறோம் ஸோ நிஃப்டியும் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்ப்போம் செல் பண்ணுறோன்னா நெகட்டிவாக இருக்கான்னு பார்ப்போம் இது ஒரு ஜென்ரல் மித்து தான் ஸோ இதுவும் வந்து ஒரு நிஃப்டியை பேஸ் பண்ணியும் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து மூவ் பண்ணும் அதுக்காண்டி தான் ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் என்ன மாதிரி என்ட்ரி